இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மத்திய தரைக்கடல் பகுதியில் ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க அந்த அகழ்வாராய்ச்சியில் டமாஸ்கஸ் ஸ்டீலால் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய வால் கிடைக்குது அந்த மிகப்பெரிய வாளை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த வாளை நானோ டெக்னாலஜி முறையை பயன்படுத்தி உருவாக்கியிருக்காங்க அந்த டமாஸ்கஸ் ஸ்டீலை கிபி ஆறாம் நூற்றாண்டு அல்லது ஏழாம் நூற்றாண்டு காலத்தில் உருவாக்கியிருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இதுதான் வந்து உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நேனோ டெக்னாலஜியால் செய்யப்பட்ட வாள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க முதல்ல இந்த டமாஸ்கஸ் ஸ்டீல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் டமாஸ்கஸ் அப்படிங்கிறது சிரியா நாட்டோட தலைநகரம் அரேபியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்த சிலுவை போரின் போது பல முறை கிறிஸ்தவர்கள் போரில் தோற்றாங்க அதற்கு காரணமாக இருந்ததே இந்த டமாஸ்கஸ் ஸ்டீல் தான் சிரியா நாட்டு தலைநகரமான டமாஸ்கஸில் நடந்த போரில் அரேபியர்களோட வாள் மிகவும் வலிமையாகவும் பலமாகவும் இருந்துச்சு இதனால அந்த வாளுக்கு ஐரோப்பியர்கள் தான் டமாஸ்கஸ் அப்படின்னு பேரை வச்சாங்க அதன் பிறகு அதுதான் டமாஸ்கஸ் ஸ்டீலாக மாறுச்சு அரேபியர்களுக்கு அந்த வாள் எப்படி கிடைச்சதுன்னா அரேபியர்கள் ஒன்றும் அந்த வாழை உருவாக்கல அரேபியர்களுக்கு அந்த வாழை உருவாக்கி கொடுத்ததே நம்ம தமிழர்கள் தான்